இணக்கமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழனா தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் தமிழ் கடவுள் முருகன் கூட ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் நிச்சயமாக இருக்கும் அதாவது பாத யாத்திரையை நடந்து போகிறதா இருக்கட்டும் திருமணமானதுக்கு அப்புறம் தன்னோட மனைவியோட கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும் இல்லை பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளை கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறோம் இந்த மாதிரி அப்பனா அண்ணனா பாட்டனா ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ் கடவுள் முருகனோட நிச்சயமாக ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கும் அந்த மாதிரியான கடவுளை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசுகிறான் கருப்பர் கூட்டம் அப்படின்ற ஒரு சேனலில் கந்த சஷ்டின்ற ஒரு விஷயத்தை பற்றி அவன் பேசும்போது இந்த மாதிரி உங்கள் முருகனுக்கு வேறு வேலையே இல்லையா ஒவ்வொரு வேலையை வச்சு ஒவ்வொரு உடம்பு பாகத்தையும் பிரிச்சுட்டு அதை பாதுகாக்கிறது தான் அவருக்கு வேலையா இந்த மாதிரி அசிங்கமாக ஏன்டா பேசுறீங்க இந்த மாதிரி நாளாக இதை பேசல உங்களை மதத்துலேருந்து உங்கள் மதத்துலேருந்து ஒருத்தன் பேசியிருக்கான் கேட்கறது வந்து அவனை போய் கேளுங்கன்னு ரொம்ப இழிவாக ரொம்ப கொச்சைப்படுத்துற மாதிரி பெண்கள் பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறான் அந்த இப்போ வீடியோக்கு எதிர்வினையாக வந்துட்டு மாரிதாசும் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறான் இந்த மாதிரி பெரும்பான்மையான இந்த இந்து மக்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காங்கன்னா மறுபடியும் இந்து மதம் இதை சாதாரணமாக விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே கொச்சைப்படுத்தப்படும் மறுபடியும் இந்து கடவுள்கள் எல்லாமே இழிவுபடுத்தப்படுவாங்க அதனால இதுக்கு ஒரு சரியான தீர்வு இருக்கணும் இந்துவா இருக்கிறவன் எவனும் இனி அந்த கூட்டத்தோட இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறவன் இனிமேல் கோயிலுக்கு போகாது அப்படின்னு சொல்லி மாரிதாசும் எதிர்வினையாக ஒரு விஷயத்த சொல்றாரு இதெல்லாம் தாண்டி நம்ம யோசிச்ச ஒரு விஷயம் இங்க மக்கள் நலம் சார்ந்த பிரச்சனைகளை யாருமே பேசுறதுலையே இந்த காவி கூட்டமாகட்டும் கருப்பு கூட்டமாகட்டும் இவனுக்கு ரெண்டு பேருமே பேசிக்கிற விஷயம் என்னன்னா மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த இனம் சார்ந்த விஷயத்த பேசிக்கிட்டு இந்த உணர்வுபூர்வமான அரசியலை கையில் எடுத்துக்கிட்டு நம்மளை தட்டி விட்டு தள்ளி போயிட்டே இருக்காங்க நம்மளும் அவங்க பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம அந்த அறிவு சார்ந்த அரசியலை பற்றி யோசிக்கவே இல்லையே மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது கந்து வட்டி மாதிரி சாராயம் மாதிரி சிறு பிள்ளைகள் வந்து கற்பழிக்கப்படுற மாதிரி பல விஷயங்கள் இங்கே பேசப்படணுமே யாருமே இதை பற்றி பேசாமல் இந்த ஜாதி மதத்தை பற்றி பேசி சண்டை போட்டுருக்காங்களேன்னு எனக்குமே ரொம்ப கோபமா இருந்துச்சு இன்னைக்கு மதியம் என்னோட சேனல்ல வீடியோ கூட அதை பற்றி தான் நான் பண்ணியிருந்தேன் ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க கருப்பு கூட்டமாக இருக்கட்டும் காவி கூட்டமாக இருக்கட்டும் இதில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில மூணு மூன்று கேள்விகளை இவங்க முன்னாடி வச்சிருந்தா அதாவது கருப்பு கூட்டத்துக்கும் சரி காவல் கூட்டத்துக்கும் சரி அந்த வீடியோ பண்ண ஒரு சில மணி நேரங்களிலேயே ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு வர்மா அப்படின்றவங்க கைது செய்யப்படுறான் இந்த இதுக்காக இந்த வர்மா அப்படின்ற கார்ட்டூனிஸ்ட் கைது செய்யப்படுறா அப்படின்னா இந்த கருப்பர் கூட்டத்தில் ஒருத்தர் வீடியோ பண்ணியிருந்தாலே அதாவது இந்து மத கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி இந்து மத கலாச்சாரத்தை வந்து கொச்சைப்படுத்துற மாதிரி ஒருத்தர் வீடியோ பண்றாங்க அவனை அந்த அவன் மதம் சார்ந்த விஷயத்த அவன் மதம் சார்ந்த மக்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மதத்துல இருந்து இவன் பேசியிருக்கான் இந்த மதத்துக்கு எனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அறிவிக்கணும் அப்படி இல்லைன்னா உங்க மதம் சார்ந்த விஷயங்களை நான் காட்டணும் வெளியிட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பண்ணுறான் உடனடியாக அதுக்கு வந்துட்டு எதிர்வினையாற்றும் அந்த மதம் சார்ந்த மக்கள் எல்லாரும் வந்துட்டு ஒரு பெட்டிஷன் ரைஸ் பண்ணி உடனடியாக அவனை கைது செய்யப்படுறாங்க இங்கே ஒரு அரசியலை புரிஞ்சுக்க முடிஞ்சு இதுல இந்து மத கடவுளை இழிவா பேசின ஒருத்தனை எதுவுமே செய்ய முடியாம ஆனா ஒருத்தன் எதிர்வினை ஆட்டின ஒருத்தனை மட்டும் உடனடியாக வந்து கைது செய்யறதுக்கான காரணம் தான் இங்க ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன் ஒரு தப்பு ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா நானும் அதே தப்பு பண்ணும் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு கேவலமான விஷயம் தான் அதனால வந்துட்டு அங்க இருக்கிற ஒருத்தனையும் நான் ஆதரிக்கல இவனையும் நான் ஆதரிக்கல ஏன்னா இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம நாட்டுக்கும் நம்மளோட இறையாண்மைக்கும் ரொம்ப வந்துட்டு மோசமான ஒரு விஷய செடிகள் தான் இவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் வளர விட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை தான் இதையை தாண்டி என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த விஷயம் அப்போ எந்த மாதிரியான ஒரு அரசியல் இங்க போயிட்டு இருக்கு சாதாரண ஒரு யூடியூப் சேனலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கா ஒரு யூடியூபர் அரெஸ்ட் பண்ண முடியாது ஒரு யூடியூபர் வந்து இந்திய இறையாண்மையை வந்துட்டு இங்க இருக்கிற பிரச்சனைகள் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி மத நலக்கத்துக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுறான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியல அவனை அரெஸ்ட் பண்றீங்களா இல்ல அவனை வந்துட்டு இந்த மாதிரி வந்து தண்டிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கும்போது அவனை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா எந்த மாதிரியான சதி விலையில் நமக்கு பின்னாடி பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு சில நிமிஷத்துக்கு முன்னாடி விக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணான் தமிழ் கடவுள் என் முருகனும் என்னோட கடவுள் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறான் இதில் கருப்பு கூட்டத்தை பற்றி பேசுகிறான் அதில் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை வந்து கடிக்கிறாங்க இந்த கருப்பு கூட்டம் இவங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும் இந்த பேர் இந்த மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறது இவங்களுக்கு தான் ஆப்டாக இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நம்மளை தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரியத்தை பேசினாங்க ஆரிய கடவுளை பேசினாங்க ஆரியத்தில் இருக்கிற காம விஷயங்களை பேசினாங்க இதையெல்லாம் தாண்டி இப்போ வந்து தமிழ் கலாச்சாரத்து மேலேயும் தமிழ் பண்பாட்டு மேலேயும் தமிழ் கடவுள் மேலேயும் கை வச்சிருக்கானுங்க இவங்களை இப்படியே விட்டோம் அப்படின்னா மறுபடியும் திருக்குறளை தப்பாக பேசுவாங்க திருக்குறளை இருக்கிற காமத்து போல பாயிண்ட் அவுட் பண்ணி இனி திருக்குறள்னு சொன்னாவே இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயமா நமக்கு தோன்ற மாதிரி நம்ம மக்கள் மத்தியில தப்பான விஷயங்கள் காமம் சார்ந்த விஷயங்களை பேசுற மாதிரி திருக்குறள் மாற்றிடுவாங்க அதனால நம்ம பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து நம்ம இது பேசணும் தமிழ் வந்து தமிழர்கள் வந்து இதை பேசணும் அப்படின்னு சொல்லி வீடியோ முக்கிய பேசியிருந்தேன் அதை தொடர்ந்து நான் பார்த்துட்டு உண்மையிலே உண்மையிலேயே எனக்கும் ஒரு ஒரு நல்ல ஆறுதலாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ள தோணுனதை ஒருத்தர் பேசிட்டு இருக்கா நம்ம முன்னாடி அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசி பார்க்கும்போது அதுக்கடுத்து தாத்தா ஆத்தா இவன் பல விஷயங்கள் பேசினா இதெல்லாம் வந்து இங்க பேசணுன்ற அவசியம் இல்லை இது பேச வேண்டிய சூழ்நிலையும் கிடையாது ஆனால் விக்கி ஒரு விஷயத்த அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணோம் அதாவது புள்ளி வச்சான் கோலம் போடுறதுங்க அது என்ன புள்ளி வச்சான் அப்படின்னா நாயக்கர்கள் நாயுடுகள் வந்து இங்கே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை வந்து ஆட்சி ஆண்டுகிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆட்சி அதிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்போ வந்துட்டு பார்ப்பனர்கள் வந்தாங்க பார்ப்பனர்களை எதுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இவங்க தமிழ் ஆதரிச்சாங்க அதாவது ஹிந்தியை எதுக்கிறதுக்காக தான் இவங்க தமிழ் ஆதரிச்சாங்களே தவிர மற்றபடி தமிழ் மேலே எந்த பற்றும் இல்லை அந்த தாத்தா சொல்லியிருந்தாரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு ஒரு ஒரு ஒரு மனிதனோட கருத்து அப்படின்றத வச்சுக்கிட்டு இன்னொரு மொத்த ஒரு ஜனகத்தையும் பேசக்கூடாது ஒரு வாரம் எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் இப்போ விக்கி உனக்கு தான் முதல்ல இந்த விஷயத்த சொல்கிறேன் இங்கே என்னோட பாட்டனோ முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் யாரோ எங்கேருந்தோ ஒரு நாயக்கனாவோ நாயுடாவோ இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு மொத்தமாக தமிழை தவிர இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி முட்டாள் தமிழன் கிடையாது இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்ச கிராஜுவேட் தமிழன் தான் நான் நான் இன்னைக்கு தமிழனா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜுமே தெரியாது இன்னைக்கு நீ தமிழனா தெலுங்கனான்னு கேட்டால் யாரோ ஒருத்தன் என்னைக்கோ ஒருத்தர் தெலுங்கனா இருந்ததுக்காக இன்னைக்கு நீ என்னை கேட்கும் போது நிச்சயமா நான் தமிழன் தான் சொல்லுவேன் அந்த மாதிரி தமிழ் உணவோட தமிழ் உயிராக வாழ்ந்துட்டு இருக்கிற எங்கள் மத்தியில் மறுபடியும் நீ பிரிவினத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த பிளானை பண்ற அப்படின்றது இங்கே அவன் அதாவது தெலுங்கனா வாழ்றவன் கன்னடனா வாழ்றவன் குஜராத்தியா வாழ்றவன் மராத்தியா வாழ்றவன் அதெல்லாம் அவனோட இஷ்டம் அவனோட இயல்பு ஒரு இந்தியா வந்துட்டு இறையாண்மையை பாதுகாக்கிறது இங்கே யார் வேணாலும் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் வாழலாம் பட் இங்கே தமிழ் உணர்வோட வாழ்ற தமிழர்களை அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தர் வந்துட்டு அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு வருணாசனத்தில் சொல்லியிருக்கேன் அதனால வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதே விஷயத்த நீ கொஞ்சம் அப்படியே டைவெர்ட் பண்ணி நீ பேசுகிற விஷயம் இங்கே நீ சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நீ அழுத்தமாக அதாவது நீ புள்ளி வச்ச விஷயம் என்ன அப்படின்னா நாயுடு நாயக்கர்கள் தெலுங்குங்க வந்துட்டு இது மாதிரி தமிழ் இனத்துக்கு பெரிய ஒரு துரோகிகள் இவனுங்களை வந்துட்டு அடிச்சு தும்சம் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம தமிழ் இனத்தை நம்ம தமிழ் தேசத்தை வந்து காப்பாற்ற முடியும் இதுதான் நீ சொல்றது அதாவது இன்டெரக்டா நீ சொன்ன விஷயம் இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோவைக்கு இந்த பிரிவினத்தை தூண்டுறதை தயவு செஞ்சு நிறுத்து இவனுக்கு செஞ்சுட்டு இருக்கிற காவி கூட்டம் கருப்பு கூட்டம் நீ தொடர்ந்து பேசிட்டு இருந்த இவங்க செஞ்சுட்டு இருந்த வேலையை தான் நீயும் வேற மாதிரியான புதுவித ஐட்டத்தை கொண்டு வந்து வேலை செய்யற இந்த மாதிரி ஒரு சீப்பான அரசியல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அதே மாதிரி நீ பெரிய ஒரு தமிழ் இனத்துக்கான ரெப்ரஸன்டேட்டிவ்லாம் கிடையாது ஏன்னா ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி உன்னை வச்சு செய்யும் போது நாம் தமிழர் வந்து நிறைய பேர் வச்சு செய்யும் போது உனக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ பண்ணுவாங்க ஏன்னா தமிழ் விக்கி வந்து நேராக தமிழ் புக்கிஷன் விக்கி நேர்மையாக தானே கேள்வி கேட்கலாம் அவன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கலைஞ்சிட்டா இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமே நம்ம வந்து நாம் தமிழ் கட்சி நாம் தமிழர்களாக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ இந்த கலை விஷயங்கள்லாம் ஏன் வந்து கலையக்கூடாது இவங்க வந்துட்டு இந்த ஒரு வாரம் ஒரு புள்ளியில் பார்க்கறதுக்கான காரணம் என்ன இந்துத்துவத்தை எதுக்கிறதுக்கான இந்து மதத்தை எதுக்கிறதுக்கான அதுக்கான காரணம் என்ன தமிழராக ஒன்றிணைங்க அப்படின்னா இந்துக்கள் சொல்லி பிரித்து தூக்கி போட்ட அப்படின்னா அதில் பெரும்பான்மையான தமிழ் மக்களும் தூக்கி வெளியே போட வேண்டியது இருக்குமே அந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீ சொன்ன மாதிரி பெரும்பான்மையான தமிழ் மக்களை நீங்கள் தெலுங்கான தூக்கி வெளியே வீசின அப்படின்னா இங்கே தமிழினமும் தமிழனும் வலுவிலக்கு செய்கிற வேலை தான் நீயும் பார்க்குற இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஏன்னா இவனுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பேசுறத பார்க்கும்போது ஒருத்தன் வந்து திராவிட மொத்தமாக அழிஞ்சு போயிடணும்னு சொல்கிறான் ஒருத்தன் இந்துத்துவம் இந்த மொத்தமாக அழிஞ்சு போயிடணும் இந்து மதம் மொத்தமாக அழிஞ்சு போயிடணும்னு சொல்கிறான் ஒருத்தன் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த தெலுங்கு நம்ம இனம் சார்ந்து அதாவது நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க மதம் மொழி இனம் இந்த மூணு விஷயத்தையும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துல டூலா கையில வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கான் இவங்க எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன மீதி மிஞ்சும் நீங்க யோசிச்சுட்டு பாருங்க இந்த பிரிவினர் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு வேலையை செய்யாமல் இந்த தமிழனா தமிழனமா இங்கே ஒன்றிணைனோ அதில் இன்னொரு விஷயம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது என்னோட இந்து கடவுள் என்னோட என்னோட முருகனை பற்றி தப்பாக பேசுனது கண்டனத்துக்குரியதான் அவனை பற்றி நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நேற்றுக்கு நான் பேசினதுக்கப்புறம் இன்னைக்கு நான் போட்ட வீடியோலையும் அதை தான் சொல்லியிருந்தேன் உனக்கெல்லாம் வந்துட்டு பகுத்தறிவாளின்னு என்னடா பேர் உனக்கு பகுத்தறிவாளன்னு சொல்லிக்கிற அளவுக்கு என்ன தகுதி இருக்குது நீ பகுத்தறிவாளன்னா ஒரு பொதுவெளியில மக்கள் பார்க்குற அதுவும் சீரர்கள் பார்க்குற சின்ன சின்ன பிள்ளைகள் பார்க்குற இந்த மாதிரி ஒரு சேனல் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு காமன் பிளாட்ஃபார்ம்ல இந்த மாதிரி கேவலமா பேசலாம் அதுவும் பாயிண்ட் அவுட் பண்ணி பாயிண்ட் அவுட் பண்ணி உண்மையிலேயே வந்துட்டு கடவுளை நேசிக்கிறவன் உண்மையிலேயே வந்துட்டு கடவுளை பத்தி இருக்கிறவங்களும் அதை பார்த்தா நிச்சயமா பெரிய பெரிய கோவம் வரும் அதுவும் வந்துட்டு அழகா அந்த மங்கையரசி அப்படின்றவங்க ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் அதோட வழி என்னன்னு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பைல்ஸ் வரும்போது தான் தெரியும் அவனுக்கு என்ன பிரச்சனை வரும் என்ன கஷ்டம் வரும்னு அதே மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சர் வரும்போது தான் தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரியான கஷ்டம் எப்படி எப்படி அனுபவிக்க போறாங்கன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது தான் ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான வழியை உணர முடியும் அந்த வழியை உணர்ந்தவனால தான் கடவுளே இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அதுக்காக தான் ஒவ்வொரு இது இடமா பார்த்து ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் பாதுகாக்கணும்னு சொல்லி முருகன்ட்ட முறையிடுறது தான் அந்த பாடல் இந்த மாதிரி சீப்பா பிஹேவியர் ஒரு ஒரு ஒரு பா தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியணும் அவங்க ஒரு தெளிவான விளக்கமும் கொடுத்துருந்தாங்க இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரியது தான் நான் இதில் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இங்கே பிரித்தாளும் சூழ்ச்சியை தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க அதாவது ஒருத்தர் கருப்பர் கூட்டம் காவி கூட்டம் ஒருத்தர் புதுசு புதுசு புதுசாக ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டு இருந்தா புதுசாக விக்கி கொண்டு வந்து இன்னொரு ஐட்டத்தை வைக்கிறான் இதில் என்ன சொல்ல வரான்றது எனக்கு புரியவே இல்லை விக்கி தயவு செஞ்சு இந்த வீடியோ நீ பார்க்கணும் தயவு செஞ்சு முழுசாக பாரு நீ பார்த்துட்டு இந்த இதில் பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லு இங்கே தமிழனா ஒன்றிணையணுமா இல்லை எவனோ ஒருத்தர் முப்பாட்டனோ பாட்டனோ ஒருத்தர் தெலுங்குனாவோ கன்னடனாவோ இல்லை மராத்தியாவோ மலையாளியாவோ இருந்தா அப்படின்றதுக்காக இங்கே தமிழன் அப்படின்னு நீ வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே கிட்டத்தட்ட தமிழை தவிர எதுவுமே தெரியாமல் தமிழை மட்டுமே உயிரை அடிச்சிட்டு இருக்க பல பேர் வந்துட்டு இங்கேருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளை நீயே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி மாதிரி இருக்கும் இன்றைக்கி எப்படி வந்துட்டு பல பேர் வந்துட்டு நம்ம இந்து மதத்தை தேடி இந்த இந்து மதம் வந்துட்டு இப்போ பேச பேச பேச பேச இந்து மதம் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொல்லணும் அந்த மாதிரி வந்துட்டு பல மதங்கள் வந்து இந்த பேச பேச இந்து மதம் வளர்ந்துட்டு இருக்க மாதிரி இங்கே நீங்கள் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேருந்து தமிழ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகி போகிறதுக்கு கண்ணு முன்னாடியே பார்க்குற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு இந்த பெருமையத்தை ஊக்குவிக்க அதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்கிறேன் உனக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒன்ன மாதிரி அவருக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட்டாக அவர் ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டாக பேசுகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளனும் கிடையாது பட் என்னோட கருத்து என்னன்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு நீ அடுத்த வீடியோவில் பேசும்போது இந்த விஷயத்த குறிப்பாக சொல்லி பேசு இங்கே தமிழனா ஒன்றிணும் தமிழனம் ஒன்றிணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீ அழுத்தி முன்வைக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரிவினைவாதத்தை நீயும் ஒரு புது ஐடியாவில் கொண்டு வந்து இந்த ஐடியாலஜியை வந்து இங்கே இன்சர்ட் பண்ணாத இதுதான் என்னோட வேண்டுகோள் வேண்டுகோள் மட்டும் இல்லை தயவு செஞ்சு இந்த பிரிவினைவாதத்தை வந்து திரும்ப ஊக்குவிக்காத உன் ஸ்டைலில் அதை செய்யாதுன்றது தான் என்னோட திறம் தாழ்ந்த விஷயம் வேற என்ன சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் பேசுனதையும் வந்துட்டு மூச்சை பிடிச்சிட்டு பேசியாச்சு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே தெளிவாக ஒரு விஷயம் சொல்ல போகணும்னா மறுபடியும் நான் இன்னைக்கு மதியம் சொன்ன வீடியோவில் பேசுனது தான் மறுபடியும் இங்கே பேசுகிறேன் இங்கே எவனுக்கும் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது உங்களை முட்டாளாக்கணும் உணர்வுபூர்வமாக உங்களை தூண்டி விடணும் தூண்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் தையா தக்கான்னு குதிக்கணும் அதை வச்சுக்கிட்டு இவனுங்க அரசியல் பண்ணணும் அவ்வளோ நான் சொல்லலாம் முன்னாடி சாராயத்தினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்கு ஒரு நாயாவது சாராயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா ஒரு நாயாவது முன்னாடி வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து எவனாவது எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இன்னைக்கு சாராயமே வேண்டாம் மதுவே வேண்டாம்னு போகிறான்னா எண்ணி பத்து நாளில் இந்த மது கடைகள் எல்லாத்தையும் போட முடியும் அப்படி இல்லைனா புதுசாக ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர முடியும் சாராயம்னா இப்படி தான் பண்ணணும் இவங்க மட்டும் தான் குடிக்க முடியும் அதே மாதிரி கந்துவட்டை எத்தனை பேர் எத்தனை பேர் இறந்து போனால் ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு தீ வச்சு இறந்து போகிறான் பெத்த பிள்ளைய படிக்க வைக்கணும் ஒரு விஷம் குடிச்சு செத்து போகிறான் குடும்பத்தோட கோபத்தோட சைனடை குடிச்சு செத்து போறாயா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த மாதிரி இவ்வளவு கொடுமை நடந்துட்டு கந்து வட்டிக்கு ஒரு தீர்வு கேள்வின்னு எந்த அரசியல் வரையும் பேசல இந்த மாதிரி வந்துட்டு இந்த சப்பக்கட்டு கட்டுற பெரிய யூடியூபர்ஸ் எவனும் பேசல அதுக்கடுத்து இந்த சின்ன சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறாங்க இதுக்கு சமூகத்துல நம்ம எந்த மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கணும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து பேசிக்கிட்டே இருக்கலாங்க சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் தாண்டி இங்கே பிரிவினைன்றது ஏன் இவனுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சுத்தமாக எனக்கு புரியவே இல்லை இதை திரும்ப திரும்ப நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த கேள்வியை நான் உங்ககிட்டயே வைக்கிறேன் தயவு செஞ்சு பதில சொல்லுங்க என்னோட அறிவுக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் திருத்திக்க முயற்சி பண்றேன் நான் பேசுறதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க நீங்க தயவு செஞ்சு இந்த கமெண்ட் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க நான் பேசுறது சரியா இல்ல இவங்களோட கோணத்துல இருந்தா நீயும் யோசிக்கணும் இவங்களோட கோணத்துல இருந்தா நீயும் வந்துட்டு அரசியல பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் வந்துட்டு நான் வேற எதுவும் பேச முடியாது வேற எதுவும் சொல்ல முடியாது பார்ப்போம் எல்லாருக்கும் எந்த ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம் அடுத்து விக்கி நீ அடுத்த வீடியோவில் நிச்சயமாக இதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இங்கே பிரிவினைவாதம் இல்லாமல் இருக்கணுன்றது தான் நம்மளோட எண்ணமாக இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து சரியான களத்தில் பயணிக்கணும் அப்போ தான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அதை வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரி வந்துட்டு அரசியல் செய்கிற வேலையை இதோட நிறுத்திக்கும் அதுதான் சொல்ல முடியும்